வணக்கம் வெல்கம் டு மோனிகா உலகம் இன்னைக்கு முட்டை மசாலா செய்யணும் அதுக்கான இன்க்ரீடியன்ட் முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் காஞ்ச மிளகாய் சோம்பு கருவேப்பிலை தேங்காய் மிளகாய்த்தூள் சீரகம் பூண்டு மஞ்சள் தூள் மல்லித்தூள் உப்பு தேவையான அளவு இப்போ தேங்காய் மசாலாவுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அதுக்கு சேர்க்கணும் நம்ம தேங்காய் பேஸ்ட் வச்சு தான் இந்த முட்டை மசாலா செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு ஜாரில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க கொஞ்சம் பூண்டு சோம்பு காஞ்ச மிளகாய் காரக்கெட்டை மாதிரி இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இந்த தேங்காய் பேஸ்ட் ரெடியாக ஆகி பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க மிக்சியில் இப்போ அதை ஒரு பிளேட்டில் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு இது எக்கோட மிக்ஸ் பண்ண போகிறோம் தேங்காய் பேஸ்ட் போட்ட பிறகு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரக்கே மாதிரி தூள் உப்பு தேவையான கொஞ்சம் மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ எக்ஸ் எடுத்துக்கலாம் எக்ஸ் இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கணும் மேம் மாதிரி ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அது மேலே அந்த பேஸ்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணணும் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அப்படியே ஊற விட்டுருங்க இப்போ பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம் பீஸுங்க டேஸ்ட் பண்ணலாம் நல்லா திருப்பியும் விடுங்க மசாலா வேணும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரைஸ் வெரைட்டிஸ்க்கு ஸ்டைலிஷாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதில் பூண்டெல்லாம் போட்டிருக்கனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் செய்கிற மீடியம் ஃப்ளேமில் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக தீஞ்சு போடும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ஓகே இப்போ நம்ம எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு இது ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ